மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஹேச்பேக் டைப் வெஹிக்கிள்ஸ் வந்து ரொம்ப ஒரு fifty percentage of share own பண்ணுது ஹேச்பேக் டைப் வெஹிக்கிள்னா டாடா இண்டிகா மாதிரி வெஹிக்கிள் நைன்டீன் நைன்டி எயிட்டில் வந்து ஒரு டீசல் இன்ஜினில் வந்து ஒரு ரொம்ப பெரிய ப்ராஃபிட்டபிள் பிராண்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து டாடா இண்டிகா வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் சேலாக இருந்தாலும் டே டு டே அப்டேட்ஸில் வந்து அந்த வெஹிக்கிள் வந்து அந்த ஹை ஸ்பெஷாலிட்டி அந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இழந்துருச்சு டாட்டாவில் வந்து போல்ட் இந்த மாதிரி ஹேஷ்பேக் வெஹிக்கிள் வெஹிக்கிள்ஸ் ட்ரை பண்ணி ஒரு நல்ல லான்ச் கொடுத்தது வந்து டியாகோ தான் இன்னைக்கு ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் லெட்ஸ் மூட் ரிவ்யூ இன்னைக்கு நம்ம கூட வந்து student senior sales consultant sir இருக்காங்க இன்னைக்கு அவங்கள வச்சு தான் நம்ம நிறைய டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிறோம் அவங்க கிட்ட கேட்போம் தியாகோ ஸ்பெசிஃபிகேஷன் வீட்டிலோட வேரியன்ஸ் ஃபஸ்ட்டு சொல்லிடுச்சு வேரியன்ட் பார்த்தீங்கன்னா வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா four to five variant options வருது XE XT XZ and XZ A and ஆட்டோமேட்டிக்கில் ரெண்டு வேரியன்ட் வருது வேரியன்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது வந்து XZ A plus A plus means automatic denote பண்ணுது பார்த்தீங்கன்னா போனஸ் செக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் டீட்டெயிலிங் ஃப்ரெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பிளாக்கில் கிளாடிங் ப்ளஸ் போனஸ் கொடுத்துருந்தாங்க ரெண்டு இன்டர்னல் லைன்ஸோடு வந்துடுது ப்ளஸ் வந்து ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்க் ஃபேஸில் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஐ ஷேப்பில் கிரில் பார்த்தீங்கன்னா வந்து ஹனிக்ளோம் கிரில்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் வந்து Tata logo plus chrome slip அது கீழே வந்து ஒரு சென்டரில் ஒரு க்ரோம் ஸ்லிப் இருக்கிற வந்து ஹெட்லைட் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது வெஹிக்கல் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது வெஹிக்கிளோட பம்பர் யூனிட்டை பற்றி பார்க்கணும் பம்பர் யூனிட்டில் வந்து லெஃப்ட் சைடில் டோயிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஏரோடைனமிக் டிசைனில் வந்து ஃபோக்லாம்ஸ் கொடுத்துருக்காங்க க்ரோம் ஃபினிஷோட எல்லாமே நார்மல் லைட்ஸ் தான் இது வந்து பேசிக் ஹேட்பேக் டைப் வெஹிக்கிள்ன்றதுனால ப்ரொஜெக்டர் லைட்ஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற டாப் வேரியன்ட்லையும் ஒரு ட்ரபிஷியம் ஷேப்பில் ஏர் டேம் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து ஏர் டேம் டிசைனாக ஒரு ஆனரோபிக் கார்னரிங் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து ஃப்ரண்ட்டில் டிசைன் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது நார்மல் டாட்டா லோகோ பேட்டரியில் கொடுத்துருக்காங்க vehicle opening unlocking and headlamp on off button கொடுத்துருக்காங்க மெக்கானிக்கல் கீ வந்து கூலிங் டைப் இல்லாமல் அதிலே ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க வெஹிக்கிளோட சைடு ரிவ்யூ பார்த்துருக்கோம் ஸோ டயர் பார்த்தீங்கன்னா இது வந்து டைமண்ட் கட்ட அலாய்பிள்னு சொல்லுவாங்க X Z plus X Z A plus மட்டும் தான் டைமிங் கட்ட அலாய்பிள் வரும் இது ஸ்டீல் அலாய்பிள் இது இது பேஸ் மாடல் தான் வராது ஒன்லி டாப் எண்டில் மட்டும் தான் வரும் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா one seventy five R fifteen இது வந்து பேஸ் மாடலில் போச்சு மிடில் மாடல் போச்சுன்னா ஒரு இன்ச் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு செக்மெண்ட் குறையும் உங்களுக்கு இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா இது டேரெக்டாக உங்களுக்கு ஜாயின் பண்ணி டோர் ஹேண்டில் வரைக்கும் வரும் உங்களுக்கு ஆட்டோ போல் ஓஆர் கேம் இது வந்து ரிமோட் லாக் நம்ம டாப் எண்ட் மாடலில் மட்டும்தான் வரும் நம்ம ரிமோட்டில் லாக் பண்ணிங்கன்னா அன்லாக் ஆகும் ஓப்பன் ஆச்சு ஆஃப் பண்ணோன்னா நல்லா ஆஃப் ஆகிடும் இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பின்னாடி டைம் பீட்டில் உங்களுக்கு வந்துடும் வெஹிக்கிள் பில்லர் பார்த்தீங்கன்னா ஏ பில்லர் இது வந்து பி பில்லர் அது சி பில்லர்னு சொல்லுவோம் இது வெஹிக்கிளில் மற்ற வெஹிக்கிள் இதுலனா ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஒரு மோல்டப்பான ஒரே கேசஸ் இருக்குது இது உங்களுக்கு மற்ற பிராண்டில் பார்த்தீங்கன்னா அந்த பீப்பிள்ளால் மட்டும் ஹீட் பண்ணி ஃபிட் பண்ணுவாங்க சேஞ்சஸ் இது வந்து சிங்கிள் சேஸ் இது உங்களுக்கு இவங்க வந்து மோல்டட் ஒரே சேஞ்சஸில் கொடுத்துட்டாங்க ஏதாவது ஒரு இம்பேக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு உள்ள இருக்க பேசஞ்சர்ஸ்க்கு எதுவும் உங்களுக்கு ஆக்ட் எதுவும் உங்களுக்கு ஆகாது அதுமாரி வந்து கிராஷ் டெஸ்ட்டில் four star rating out of ஃபைவ்க்கு குளோபல் என் கேப்பில் அதனால் உங்களுக்கு மற்ற வெஹிக்கிளில் two point two mm thickness கொடுப்பாங்க டாட்டாவில் மட்டும் த்ரீ எம்எம் திக்னஸ் கொடுப்பாங்க ஏன்னா ஓன் ஸ்டீல்ன்றதுனால டியாகோ டாப் வேரியன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி பாடி கலர் ப்ளஸ் வந்து டியூவல் டோன் கலர் அதாவது black plus body colour option எடுத்துகிட்டு வந்திருக்காங்க டைல் கேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் இருக்கிறதுக்கான ஒயிட் லைட்டும் இங்கே வந்து ரெட் லைட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க டாப் எண்டில் மட்டும் கேமரா வரும் நமக்கு மற்ற வேரியண்ட்டில் வந்து சென்சார் மட்டும் தான் வரும் இது பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா two forty five litres top மட்டும் மட்டும்தான் பார்சல் ட்ரே ஆப்ஷன் அவைலபிள் இருக்கும் இது வந்து ஒரு ஃபைவ் கேஜி வரைக்கும் லோட் பண்ணிக்கலாம் பார்சல் ட்ரேயில் ப்ளஸ் வந்து நார்மல் ஃபீச்சர்ஸாக spare wheel and spare wheel tools இங்கே கொடுத்துருக்காங்க கேரி பேக் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க வண்டியோட ஃபியூல் கெப்பாசிட்டி பற்றி பேசுவோம் யாகோ பார்த்தீங்கன்னா டீசல் பெட்ரோல் ரெண்டுமே வந்துட்டு இருந்துச்சு ஆஃப்டர் பிஎஸ் சிக்ஸ் அப்டேட்க்கு அப்புறம் ஒன்லி பெட்ரோல் மட்டும்தான் அவைலபிள் வருது இது உங்களுக்கு பெட்ரோலோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸ் வரும் நம்ம டாடா டியாகோ இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம் இன்டீரியர் ஃபீச்சர்ஸில் ஒரு ஸ்பெஷாலிட்டி நான் நோட் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ஏசி வந்து பாடி கலருக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடும் வெஹிக்கிள் டேஷ்போர்டு வந்து ஒரு நல்ல லுக்கபிள் டேஷ்போர்டாக கொடுத்துருக்காங்க டுவல் ஏர்பேக் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சென்டரில் வந்து ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க டேஷ்போர்டு வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது க்ளோ பாக்ஸ் ஓப்பனிங் வந்து இங்கே பாக் இது கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல பெரிய ஸ்பேஸாக தான் க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க சேஃப்டி கிட்ஸ் கொடுத்துருக்காங்க க்ளோ பாக்ஸில் ப்ளஸ் வந்து வெஹிக்கிளில் வந்து normal infotainment systems Apple CarPlay Android auto connectivity ஃபீச்சர்ஸோட ஆட்டோ கிளைமேட் டெக்னாலஜி அடாப்ட் பண்ணியிருக்காங்க சென்ட்ரலில் வந்து ஒரு USB aux twelve volt charging port கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன ஃபோன் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹேண்டி ஹேண்ட் பிரேக் ஒரு twin bottle cup holders rear bottle storage options கொடுத்துருக்காங்க வெஹிக்கல் சீட் பார்த்தீங்கன்னா டாப் எண்டில் வந்து ஒரு ஃபேப்ரிகேஷன் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு ஒயிட் கலர் ஸ்டிச்சஸோட ப்ளஸ் வந்து சீட் பெல்ட் ரிமைண்டர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும் இன்னும் இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போது இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா சார் இது மற்ற வெஹிக்கிள் என்ன ஸ்பெஷல் பாயிண்ட்னா நமக்கு ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா ஆஃப் கட் ரவுண்டாக இருக்காது ஆஃப் கட்டை பிடிச்சி நம்ம ஓட்டுறதுக்கு கிரிப்னஸ் நல்லாயிருக்கும் வண்டியில் உங்களுக்கு இருக்குது ப்ளஸ் வந்து ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல் கொடுத்துட்றாங்க நம்ம மொபைல் கனெக்ட் பண்ணிங்கன்னா நம்ம அட்டன் பண்ணி பேசுறதெல்லாம் எல்லா ஆப்ஷன்ஸும் நம்ம இதில் பண்ணிக்கலாம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் வால்யூம் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் கால் அட்டன் பண்ணிக்கலாம் கால் கட் பண்ணிக்கலாம் இதில் சவ இதில் ஹார்ன் மட்டும் பார்த்தீங்கன்னா சைடில் வரும் சென்டரில் வராது சைடில் கொடுத்துருவாங்க டிவலோ ஹார்னோட கொடுத்துருவாங்க ப்ளஸ் வந்து இன் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா அந்த டிஜிட்டல் ஸ்பீடோ மீட்டரில் கொடுத்துறாங்க இப்போ நார்மல் பார்த்தீங்கன்னா ஓடோ மீட்டர் செக்மெண்ட் இருந்துச்சு இப்போ வந்து டிஜிட்டல் ஸ்பீடோ மீட்டர் மாதிரி கொடுத்துறாங்க ஃபுல்லாக டிஜிட்டலாக கொடுத்துறாங்க mostly no blind spot blind ஸ்பாட்டே இருக்கிற மாதிரி தெரியல ஓஆர்விஎம் அட்ஜஸ்டிங் வந்து டோர் இந்த சைட் கொடுத்துருக்காங்க left right four way adjust பண்ணிக்கலாம் க்ளோசிங் ஆப்ஷன் இதுலேயே வந்துடுது மியூசிக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இது நார்மல் மியூசிக் சிஸ்டம் இல்லாமல் இது வந்து ஜேபிஎல் ஹார்மன் சொல்லுவோம் ஜேபிஎல் ஜேபிஎல் ஹார்மன் சொல்லுவோம் ஓகே ஹார்மன் பார்த்தீங்கன்னா அவங்களோட யூஎஸ் பிரண்டோட இது நம்ம கம்பைன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நாலு ஸ்பீக்கர் நாலு ட்வீட்டர் கொடுத்துருவாங்க ஃபோர் ஸ்பீக்கர்ஸ் ஃபோர் ட்யூட்டர்ஸ் கொடுத்துருவாங்க உங்களுக்கு வந்து Android auto car Apple play USB video player include எல்லாமே ஓடும் பட் வீடியோ பிளேயர்ன்றது ரன்னிங்கில் ஓடாது வெஹிக்கிள் பார்க்கிங்கில் ஐடியில் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்க்காக ப்ளஸ் வந்து வண்டியில் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூல் ஏர்பேக் பேக் கொடுத்துருவாங்க ஏபிஎஸ் வித் இபிடி கொடுத்துருவாங்க ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக இந்த செக்மெண்ட்டில் இல்லாத ஒன்று என்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா கார்னர் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் கொடுக்குறாங்க கார்னரிங் ஸ்டெபிலிட்டி ஆமாம் இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருவாங்க வண்டியோட கேவ் பைட் நமக்கு ஜாஸ்தின்றதுனால ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் இதுதான் இருக்கிறதுல வெயிட் அதிகமான வெஹிக்கிள் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு தொள்ளாயிரத்தி எண்பது கிலோ அதாவது ஒரு டன் கிட்டத்தட்ட வந்துடும் உங்களுக்கு வண்டியோட வெயிட் கொண்டு பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளோட கியர்ஸ் பற்றி பார்க்கலாம் இது automatic variant manual plus and minus கொடுத்துருக்காங்க இப்போ வந்து வெஹிக்கிளை வந்து நம்ம மேனுவலில் ட்ரைவ் பண்ணணும்னா வெஹிக்கிள் கிளச் புல் பண்ணிவிட்டு மேனுவல் புஷ் பண்ணிவிட்டு ப்ளஸ்ன்ற மீன்ஸ் கியர் நம்ம ரைஸ் பண்ண ரைஸ் பண்ண ப்ளஸ் அந்த மாதிரி அப்புறம் டிக்ரீஸ் வந்து மைனஸ் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்னா லெஃப்ட் சைட் மூவ் பண்ணி ஆட்டோமேட்டிக்ன்ற மோடில் வச்சு வெஹிக்கிள் மூவ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் சென்ட்ரல் நியூட்ரல் அண்ட் மேலே வந்து ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க ரிவர்ஸ் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் யூஸ் காமிச்சிருச்சு பைசஸில் வந்து கோ பேசஞ்சர் சீட்டில் மிரர் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து கேபின் லைட் வந்து ஃப்ரண்ட்டில் ப்ளேஸ் பண்ணாமல் சென்டரில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க door opening lights and high beam light மாதிரி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு எல்இடி லைட்ஸ் e இது லுக் வந்து நல்லாயிருக்கும் வெஹிக்கிளில் வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ரியரில் வந்து நார்மல் ஹெட்ரெஸ்ட் ஆப்ஷன்ஸ் தான் வந்துருது வெஹிக்கிளோட ரியர் லுக் பற்றி பாருங்க ஒரு மூணு பேர் உட்கார்றதுக்கான வெயிட் நம்ம கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த நார்மல் இல்லாமல் இந்த தொட வந்து இந்த கை இந்த எல்லாமே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இதில் சாஞ்சி லாங் ரைடு போகிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் உங்களுக்கு பின்னாடி ரியரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பவர் விண்டோக்கான ஆப்ஷனு டோர் ஓப்பனுக்கான ஒரு க்ரில் ஆப்ஷனு ப்ளஸ் வந்து சென்ட்ரல் லாக் ஆப்ஷன் இதுலேயும் ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து லெக் ரூம் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும் உங்களுக்கு வண்டிக்கு நம்ம இந்த இந்த சென்ட்ரல் லாக் அனாட்டா பக்கத்துக்கு ரியல் உட்காந்துக்கும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ப்ளஸ் வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அபவ் சிக்ஸ் ஃபீட் இருந்தால் கூட அவங்களுக்கு எவ்வளோ உட்காந்தாலும் இந்த ஹைட்டுன்றது அவங்களுக்கு பிடிக்காது கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவங்களுக்கு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து global NCAP four star rating இது யூரோப் என் குளோபல் என்கேப்னு சொல்லுவோம் அதில் வந்து ஃபோர் ஸ்டார் வாங்கினா ஃபஸ்ட்டு ஹேட்ச்பேக் கார் இது மட்டும்தான் உங்களுக்கு வண்டி கிட்டத்தட்ட உங்களுக்கு தொள்ளாயிரத்தி எண்பது கிலோ வரும் சேஃப்டி ப்ரிகாஷன் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அலாரம் வந்துடும் உங்களுக்கு அதாவது above eighty kilometre above hundred kilometre above one twenty kilometre போகணும்னா ரெண்டு பீப் சவுண்ட் மாரி வண்டியில் வந்துடும் உங்களுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து இமோபைலஸ் இருக்குது டூப்ளிகேட் பீ போட்டால் வெஹிக்கிள் வந்து ஓப்பன் ஆகாது உங்களுக்கு இன்ஜின் போய் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டன் கிளியராக இருக்குது ஏபிஎஸ் யூனிட் ப்ளஸ் வந்து ரெபிட்ரான் engine coolant oil full dispenser and engine oil option battery Exide battery எல்லாமே வந்து கிறிஸ்டன் கிளியராக இருக்குது டியாகோவில் பார்த்தீங்கன்னா வந்து one point two litre three cylinder engine use பண்ணியிருக்காங்க இது ஒன்லி பெட்ரோல் வேரியன்ட் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் அவைலபிள் வருது பிஎஸ் சிக்ஸ் அப்கிரேடுக்கு அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் அண்ட் போத் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனோட வருது நியூட்டன் மீட்டர் டார்க் பார்த்தீங்கன்னா hundred and thirty newton metre torque produce பண்ணுது பவர் வந்து எயிட்டி சிக்ஸ் வெஹிக்கிள் சிசி பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிசி